வணக்கம் இப்போ நாம் crude oil one minute chart பார்த்துட்ருக்கோம் டைம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா four six seventy one seventy two இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு அதாவது செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா sell at four six seventy ஃபைவ்ல நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் வந்து வரும் ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ்ல அந்த ரேஞ்சில் தான் இப்போ மார்க்கெட் வந்து நிற்கிது செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸில் ஸோ இப்போ நம்ம அந்த செல் கால் வந்து எப்படி மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகுது இன்றைக்கி என்ன மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா மே ஃபோர்டீன்த்து ஸோ இன்றைக்கி மே ஃபோர்டீன்த்து என்ன மாதிரி கால்ஸ்லாம் வந்திருக்கு க்ரூடாயில் எப்படி அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஓப்பனிங் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கால் லைவாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால் நாங்கள் லைவாக வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரி கேண்டில்ஸ்லாம் வந்து மூவ் பண்ணுது கேண்டிலுடைய கலர்ஸ் கூட உங்களுக்கு ஒரு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் ஏன்னா நார்மல் கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் ஏறும்போது க்ரீனாகவும் இறங்கும்போது ஆகும் டக்கு டக்குன்னு மாற்றி மாற்றி வந்திருக்கும் பட் இங்கே கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கலர்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம் so previous trend buying trend அதான் கேண்டில்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்டுன்றனால தான் நமக்கு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்குது இப்போ அந்த செல்லிங் ட்ரெண்ட் இந்த டவுன் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கேண்டிலுமே வந்து ரெட் கலர்லேயே தான் இருக்கும் அடுத்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு க்ரீன் கலராக மாறும் ஸோ எப்படி கலர் ஓப்பன் ஆகும்னா ஒரு கேண்டில் ஓப்பன் பாயிண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும் ஃபிக்ஸ் ஆகிட்டு தான் ட்ரேடிங்கே வந்து அப்படியே அந்த கேண்டில் மூவ் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ கூட நம்ம ஓப்பனிங்கில் பார்த்தோம் செல் கால் வந்து அந்த கேண்டில் அப்படியே ஓப்பனிங்லேருந்து அப்படியே ரெட் கலர்லேயே போயிட்டே இருக்குது ஈவன் அடுத்து ஒரு பைக்காலும் லைவில் காட்டுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பைக்காலும் எப்படி வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த செல் கால் எப்படி வந்து போகுதுன்னு பார்க்கலாம் இதில் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகாது இப்போ ஒரு செல் கால்னு சொல்லி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த கால் வந்து பை கால் தான் வரும் மறுபடியும் இந்த கால் ரிப்பீட் ஆகாது ஸோ இப்போ செல் கால் வந்தது ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ்ல வந்திருக்கு இது நமக்கு ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டாரட் வந்து four six sixty three point thirty one காட்டுது ஸோ சிக்ஸ்டி த்ரீ வருதா பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்ட்டு நம்ம இதில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் சார்ட்னா பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு கேப் டவுனில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்டி நைனில் பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுனில் நிற்கிது சிக்ஸ்டி நைன் சிக்ஸ்டி எயிட்டுன்ட்டு மார்க்கெட் வந்து சடனாக ஒரு சின்ன ஜம்ப்பு அப்படியே கீழே வந்து வந்திருக்கு இது டார்கெட்டை போகுதா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இறங்குதா அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து four six sixty nine sixty eight இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போடுற டக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் கிட்ட வந்துச்சு ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் அதாவது ஒரு டென் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்கு இப்போ ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து சிக்ஸ்டி டூ வரைக்கும் வந்திருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இதை சப்ஸ்கிரைப் பண்ண மூலிமா உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே டெய்லி பார்த்து இதை வச்சு ஓனாக வந்து ட்ரேட் பண்ணி நீங்களே ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம அடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பை கால் பார்க்கலாம் ஸோ எப்படி உங்களுக்கு ஒரு கேண்டில் பையிங் ட்ரெண்ட் எப்படிலாம் அது ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு செல் கால் வந்தது ஆக்சுவலி அந்த டார்கெட் ரேஞ்ச் அதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அங்கேருந்து அப்படியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா பைக்காலாக சேஞ்ச் ஆகுது ஸோ இப்படி தான் உங்களுக்கு பைக்கால் வந்து வரும் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிற அந்த ஓப்பன் பாயிண்ட்லே ஃபிக்ஸ் ஆயிரும் ஃபிக்ஸ் ஆன அடுத்த செகண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பை என்ன பாயிண்ட்டுன்னு வந்துடும் ஸோ இப்படி தான் நமக்கு ப்ரீவியஸாக செல் காலும் வந்துச்சு நம்ம ஓப்பனிங்கில் பார்த்தோம் அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து வந்திருக்கு ஃபோர் சிக்ஸ் எயிட்டி செவனில் பார்த்தீங்க அப்படின்னா பைன்னு வந்திருக்கு four six ninety eight point seventy two காட்டுது so four six ninety nine வருதான்னு நாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுதான் ஃபஸ்ட் ஆர்ட்டு ஸோ இப்படி தான் உங்களுக்கு பை கால் வரும்போது க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் வந்துட்டு பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் ஃபுல்லாகவே கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர்லேயே தான் இருக்கும் இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் எப்படி இந்த பையிங் ட்ரெண்ட் இந்த பை கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ ஒரு டூ ஓ கிளாக் மேலே ஆகுது ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க நிற்கிது க்ரூட் ஆயில் இப்போ ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்த பைக்கால் அச்சீவ் பண்ணுச்சு ஸோ இதே மாதிரி தான் செல் காலும் உங்களுக்கு வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு மார்க்கெட் இறங்கும்போது செல் கால் வரும் அதே இறங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் ரெக்கவரி ஆகி மேலே போகுது அப்படின்னா அது அப்படியே பைக்காலாக உங்களுக்கு வந்து வரும் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் பண்ணுற ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போது எல்லாமே நமக்கு கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் பையங்கையில் கேண்டிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னே யார் வேணாலும் ட்ரேட் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் வச்சுருக்கோம் ஸோ பையங்கையில் கேண்டில்ஸும் க்ரீன் கலரில் வந்துடும் நீங்களும் வந்து ஓகே இப்போ க்ரீன் கலர் கேண்டில் வந்துருச்சு நம்ம பொஷன் எடுக்கலான்ட்டு எடுக்கலாம் அதே மாதிரி செல்லிங்கில் ரெட் கலரில் வந்துடும் ஸோ அதே மாதிரி நீங்கள் செல்லிங்க்கும் நீங்கள் வந்து உடனே போகவும் முடியும் பார்த்தோன்னே நீங்கள் ஈஸியாகவும் வந்து டக்குன்னு கேப்சர் பண்ணிடலாம் கால்ஸும் உங்களுக்கு அப்படியே உடனே வந்து கிடைக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா நல்லா செகண்ட் டார்கெட்லாம் ஆக்சுவலி ரீச் அவுட் ஆச்சு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூஸ் ரைசிங்லேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு செல் காலாக சேஞ்ச் ஆச்சு ஒரு த்ரீ ஃபார்ட்டிக்கு அப்புறமா மறுபடியும் அது பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து அகெயின் ஒரு பைக்காலாக ஒரு ஃபோர் டென்க்கு அப்புறமா சேஞ்ச் ஆச்சு ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறும்போதும் நமக்கு வந்து கிடச்சிட்டே தான் இருக்கும் ஸோ பைக்காலாக சேஞ்ச் ஆனது அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு அப்புறமா செல் காலாக மாறிச்சு ஃபோர் செவன் தேர்ட்டி ஒனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்லிங் ரேஞ்ச் வந்துட்டு அங்கேருந்து ஃபஸ்ட் ஆர் ஹண்ட்ரட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் செவன் நைன்டீன் வந்து வந்துச்சு ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போதும் நமக்கு கால் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு செல் கால் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டவுன் போயிட்டு அகைன் வந்து ரெக்கவரி ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவரி ஆச்சு ஃபோர் செவன் தேர்ட்டி த்ரீல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து பையிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆகுது ரெக்கவரி ஆனனால ஸோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இது உங்களுக்கு இருக்கும் மார்க்கெட் வந்து இறங்க போகுது அப்படிங்கையில் நமக்கு செல் கால் வந்துச்சு அதே மாதிரி இறங்கிட்டு மறுபடியும் ஏற போகுதுங்கையில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பைக்காலாக வந்து வந்து சேஞ்ச் அவுட் ஆகுது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் தேர்ட்டி த்ரீல பைக்கால் வந்திருக்கு four seven forty four first ஆர்ட்டாக நமக்கு வந்து ஷோ பண்ணுது இப்படி ஒவ்வொரு இடம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு அப்போ கிடச்ச பைக்காலும் அடுத்து ஒரு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து ஃபஸ்ட் ஹார்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு ஸோ இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து கிடைக்கிது கிடைக்கிற கால்ஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் வந்து நடக்குது இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் இதை இன்ஸ்டால் பண்ணி நீங்களே டெய்லி இதை பார்த்து ஒன்றா ட்ரேடிங் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த என்ட்ரிஸ்லாம் வந்து நீங்களும் வந்து கிடைக்கணும் உங்களுக்கும் இந்த என்ட்ரிஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி நீங்களே இந்த கால்ஸை பார்த்து உங்களால் ஓனாக வந்து ட்ரேடிங் வந்து பண்ணிக்க முடியும் தேங்க்யூ